Good morning miss good morning miss வாங்க வாங்க வாங்கலா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க டீ வேணும் கேப்பாலோ மிஸ் டீயா காஃபியா என்ன குடிக்கிறீங்க hello kalah muna, Miss. Eh, bukalah. Nugalah, nugalah, rayu. Tiwayu, tiwayu, adiyo, diyu. பாடுங்க அது பொண்ணும் பாடத்தை தந்துவீங்க அடிச்சு போடுங்க ஓகே மிஸ் இது என்ன அதெல்லாம் ரொம்ப ஈஸி மிஸ் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் எங்க சொல்ல சாட்டா பின்ன வரும்ல சாட்டா பின்னியா அவன் தக்காளி very good kena sini ada lala. Ready Alia? Ah, ready. Ayam jirbe Ma, bakal jirbe, bakal jirbe. अरे पता ना कुछ कर என்ன பண்ற கொட்டாய் ஆ ஹாய் ஹாய் பல்லு வலிக்குதா சாப்பிட்டுட்டு நடிச்சுட்டு அப்புறமா இந்த பிஸ்கெட்டா ஏன் நல்லா குறுக்க போனப்பவே குறுக்க போனப்பவே மேட்ச் மேட்ச்